mote gumangon yong yalom pe mangon si araba gom yela do do pe basar lang ma do kela do do pe പനമാനായി നോക്കിന്താകെ നോക്കിന്താകെ ngono donga mon mabul ganam kampon mur konga lu dango me lu mango me kin sumana sinam hai kin sumana